பெல்டால் கழுத்தை இறுக்கி பெண் போலீஸ் கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டார் விருதுநகர் அருகே உள்ள உண்டிப்புலி நாயக்கனூரைச் சேர்ந்தவர் பானுபிரியா முப்பத்தொன்று வயதான இவர் விருதுநகர் மேற்கு போலீஸ் நிலையத்தில் முதல் நிலை போலீஸாக பணியாற்றி வந்தார் இவருடைய கணவர் விக்னேஷ் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பூரைச் சேர்ந்தவர் இவர் மதுரை கப்பலூர் சிப்காட் போக்குவரத்துக் கழக பணிமனையில் கண்டக்டராக பணியாற்றி வந்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடந்தது இவர்களுக்கு இரு ஆண் குழந்தைகள் உள்ளனர் மூத்த குழந்தை மனிஷ் பாண்டியன் பாம்பூரில் தனது பாட்டி வீட்டில் உள்ளான் பானுபிரியா தனது கணவருடன் ஆயுதப்படை போலீஸ் குடியிருப்பில் வசித்து வந்தார் கணவன் தினமும் குடித்துவிட்டு அமர்கலம் செய்ததால் அவமானத்தால் போனார் பானுபிரியா இதனால் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு விருதுநகர் சாத்தூர் ரோட்டில் நூற்பு மில்லுக்கு எதிரே உள்ள குடியிருப்பு பகுதியில் வாடகை வீட்டிற்கு மாறியுள்ளனர் இவரது வீட்டிற்கு அருகே பானுப்பிரியாவின் மூத்த சகோதரி கற்பகமும் வசித்து வருகிறார் கற்பகத்தின் கணவர் பாண்டி சூலக்கரை போலீஸ் நிலையத்தில் எட்டாக பணிபுரிந்து வருகிறார் சம்பவதன்று முன்தினம் பானுப்பிரியா ஒண்டிப்புலி நாயக்கனூரில் ஒரு விழாவுக்கு சென்றிருந்தபோது அந்த ஊரை சேர்ந்த தனது உறவினர் கலைசெல்வி என்பவரிடம் தனது கணவர் ஊரில் இல்லை என்றும் தனது இரண்டு வயது மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் கூறியதுடன் கலைசெல்வியை தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கலைசெல்வி அன்று மாலை பானுப்பிரியாவின் வீட்டிற்கு வந்துள்ளார் இந்த நிலையில் பானுப்பிரியாவின் கணவர் விக்னேஷ் இரவு எட்டு மணிக்கு பணி முடிந்து வீட்டிற்கு வந்துள்ளார் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டனர் படுக்கையறைக்கு சென்ற பின் பானுப்பிரியாவுக்கும் கணவர் விக்னேஷுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது பானுப்பிரியா கணவரிடம் சம்பளம் முழுவதையும் மது குடித்தே அழித்து விடுவதாக கண்டித்துள்ளார் அதற்கு விக்னேஷ் பானுப்பிரியாவிடம் உன் சம்பளத்தை வாங்கி உன் இஷ்டப்படி செலவு செய்கிறாய் என்றும் செல்போனில் அலுவலக விஷயம் தவிர யார் யாரிடமோ பேசுகிறாய் என்று கூறி பானுப்பிரியாவின் செல்போனை போட்டு உடைத்துள்ளார் பானுப்பிரியாவின் ஏடிஎம் கார்டையும் தருமாறு வற்புறுத்தியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறு வலுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து விக்னேஷ் பானுப்பிரியாவின் பெல்ட்டால் அவரது கழுத்தை இறுக்கியதில் பானுப்பிரியா காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து இறந்து விட்டதாக கூறப்படுகிறது சிறிது நேரத்தில் விக்னேஷ் படுக்கை அறையை விட்டு வேகமாக வெளியேறி சென்றுவிட்டார் படுக்கையறையில் இருந்த பானுப்பிரியாவின் சத்தம் ஏதும் கேட்காத நிலையில் கலை செல்வி சந்தேகம் அடைந்து வேகமாக அங்கு சென்று பார்த்தபோது பானுப்பிரியா முகத்திலும் கழுத்திலும் காயங்களுடன் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து உடனடியாக அருகில் வசிக்கும் பானுப்பிரியாவின் சகோதரி கற்பகத்திற்கு கலைசெல்வி தகவல் தெரிவித்தார் கற்பகமும் அவர் கணவர் போலீஸ் ஏட்டு பாண்டியும் உடனடியாக பானுப்பிரியா வீட்டிற்கு வந்து அவர் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து கலைசெல்வி சூலக்கரை போலீசில் புகார் செய்தார் இதனைத் தொடர்ந்து சூலக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஷை கைது செய்தனர் இச்சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது